போடு போடு இப்ப கையில வாங்கலாம் चार रोज वर्क அந்த குதிரை வர நினைச்சு சாப்பிட்டு ஏ பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து

இது காவல்துறையினுடைய அன்பான வேண்டுகோள் சார் பின்னாடி சார் இப்போ பாக்கெட்லேயே கை வச்சிருக்கான் ஆனால் நீ தானப்பா உள்ளே பாக்கெட்டானா சார் சார் வேற யாராவது